வணக்க மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பின் விளைவு தெரியாம பின் டயர் தேயத்தை வண்டி ஓட்டி ஸ்டண்ட் பண்ணியே தீர்வேன் அடம் பிடிச்சு தர்மாஸ்பத்திரியில இடம் பிடிச்சவங்களை பத்தி தான் இந்த வீடியோல வரப்போற தியாகிகள்லாம் பைக்கால அவங்க கை கால உடச்சிக்கிட்டு உங்களை ஃபன் பண்ண போறாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரண்ட் லைட் ஏறி விட்டுட்டு பேக் வீல தூக்குனாரு நம்ம சவப்பு சட்டை பைக் வாரி விட்டதுல நடு ரோட்டில் சில்லற வாரினாரு இந்த மாதிரி அப்பா அம்மா காலில் விழுந்திருந்தாவது புண்ணியம் கிடைச்சிருக்கும் கடவுளே ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன் பிங்க் கலர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல குறுக்குல மணல் லாரி வராம பாத்துக்கப்பா என் அருகில் வா குழந்தாய் ஏனிப்படி உளுந்தாய் காலையில டிஃபன் சாப்பிடும் போது பேரிச்சம்பழத்தை மறந்துட்டாரு போல அண்ணன் வீலிங் பண்ணும்போது பாதிலே ஞாபகம் வந்து வண்டி விட்டு இறங்கிட்டாரு அட பேரிச்சம்பழத்துக்குலாம் வருத்தப்படலாமானே வண்டி போட்டே வாங்கிக்கலாம் விடுங்க மாப்பிள்ள வீடியோ எடுத்துக்கடா அந்த சாருக்கு போட்டு காட்டணும் மூணு பேர் சந்தா உருப்பட மாட்டோமாமே ஆமாடா வீடியோ இந்த சாதனை அவருக்கு ஒரு பாடமல்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இண்டோர் ஷாப்பிங் அப்படிங்கிறத இந்த ஆண்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல ஏமா கடைக்குள்ள வண்டி விட்ட கடையில பார்க்கிங் வசதி இருக்கு நீங்க தானே சொன்னீங்க ரோட்ல விழுந்ததான அடிப்படுதுன்னு அண்ணன் தோப்புக்குள்ள பூந்துட்டாரு சும்மா இருந்த ரோஸ் சட்டையும் ஸ்டண்ட்டுக்குள்ள இழுத்து விட்டு வண்டியை கொண்டு போய் குழியில விட்டு செங்குத்த இருக்கினாரு பாத்தீங்களா அங்க நிக்கிறார் அண்ணன் இந்த டோலி ரொம்ப நேரமா வண்டி எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாருங்க சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் நீங்க பொறுமையா எடுங்க நாங்க அப்புறம் வரோம் சேட்டா ரொம்ப குசியா இருப்பீங்க போலயே எந்த வேஸ்டையும் அடிச்சு கட்டின வேலையும் செய்யாமல் நான் விடாது சூப்பர் சேட்டா வேற மாதிரி பண்ணுங்க நல்ல வேலை வேட்டி கிளியில சேட்டா அப்படியே ஒரு லுங்கி டான்ஸ் போடுங்க பார்க்கலாம் மியூசிக் அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன குசியில் இருக்காரு போல் வண்டி திருப்புறத பார்த்தாவே தெரியுது அட அங்கே உட்காந்து என்ன வேடிக்கை பார்க்குறேன் வந்து பின்னாடி உட்கார தம்பி உனக்கு வீலிங் பண்ணி காட்டுறேன் உனக்கு எட்டு போட தெரியுமாண்ணே அட உட்கார ஏழ்றையை போட்டு காட்டுறேன் மாப்பிள்ளை முறுக்கில் அண்ணன் வண்டியை போட்டு முறுக்குனாரு வேட்டி இலக்கானது தான் மிச்சம் வண்டி பல பலன்னு இருக்குது ஜாவா பைக்காடா தம்பி ஓ காவா பைக்காடா தம்பி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 ஆ அப்படி போடு புழுதிய பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க என்ன முயலா புயல் எப்படி சுத்துறோம் பாத்தியா ஐயோ தலை சுத்துத ஆள் இல்லாத காட்டில் விழுந்தா மட்டும் டேமேஜ் என்ன டிஸ்கவுண்ட்ல போக போகுது பின்னாடி பார்த்துட்டே முன் டயர் தூக்குனாரு அண்ணனுக்கு பின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு ஸ்கூட்டியை கேட்டின் மேல் ஓட்டுவது எப்படி நீங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும் போதே சந்தேகமா இருந்துச்சு ஆர் யூ ஓகே சாலினி நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆனா வாழ்க்கையில எட்டாவது உயரத்தில் எட்டலாம் அப்படின்னு எவனோ சொன்னது கேட்டு நம்ம வெள்ளை சட்ட பிரதர்ஸ் வண்டி எடுத்தாங்க அட அட அட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கேயோ போயிட்டாங்களே பசங்க மட்டும்தான் வேகமாக ஓட்டணும்னு சட்டமா என்ன நீ அடிச்ச ஓட்டி பார்த்துக்கலாம் ஐயோ அம்மா மேக்கப் கலையில Why should boys have all the fun? அண்ணன் டிஸ்க் பிரேக்க போகிறத பார்த்தா ரிஸ்கே இல்லாமல் ஸ்டண்ட்டை முடிச்சிருவார் தான் எதிர்பார்த்தோம் பாதியிலேயே ஸ்டண்ட் கரெக்டாக வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி கையை தூக்க மீதி நீங்களே பாருங்க பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே மறைந்து காட்டிய இளம் பெண் மேஜிக் கலைஞரின் சாதனை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பிரேக் டைட்டாக இருக்குது கால்வாசி பிடிச்சாவே வண்டி நின்றுன்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டி சும்மா போயிட்டு இருந்த அங்கிளோட காலுக்கேடலை வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க அங்கிள் ஆக்ரோஷமானவராக இருந்தாலும் போய் தொலைதுன்னு மன்னிச்சு விட்டுறாரு மன்னிச்சு விட்ட அங்கிளோட பெரிய மனசை பார்த்து மறுபடியும் ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே பண்றக்கே போய் உங்களை பெற்றுறாங்களா அசதியா இருக்கும்போது வண்டியை கொடுத்து ஓட்டுன்னா லைட்டா தூக்கம் வரதான் செய்யும் என்ன ஆண்டி வேகமா விறுவிறுப்பா போயிட்டு இருந்த வண்டியில அண்ணன் பிரேக் பிடிச்சாரு வண்டி முன்னாடி போச்சு அண்ணனுக்கு பின்னாடி போச்சு ஏய் தம்பி அந்த அங்கிள் எப்படி அந்த வீடியோல விழுந்தாரு அப்படி போடு சேர்த்த விட்டு ஆண்டி முன்னாடி கெத்து காட்டணும்னு அங்கிள் வண்டியை போட்டு முறுக்கிட்டே இருந்தாரு அப்பதான் தம்பியோட இன்ட்ரோ அப்புறம் என்ன பச்சை கலர் வண்டி வாங்கினா பிரேக்க பச்சைக்குன்னு பிடிச்சால அடிப்படாதுன்னு அவனை சொல்லியிருக்கான் அதை நம்பி அண்ணன் பேக் வீல தூக்குனாரு டேய் அவனை பச்சை பச்சையை கேட்கணும்டா இந்த வீடியோவை பத்தி நான் சொல்றதை விட பிஜிஎமோட பார்த்தா உங்களுக்கே புரியும் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த கமண்டமாக எங்கேயும் தெருமுக்கில் முறுக்கும் போதே தம்பியோட திறமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் வீலிங் பண்றேன்னு வீல தூக்கிட்டு காத்துல காலை ஆட விட்டாரு வண்டியும் கையை கழட்டி விட கண்ணா பின்னன்னு விழுந்தாரு டேய் கேமரா ஆஃப் பண்றா ஆண்டிமா சொன்னா கேளுங்க வேணாம் ஆண்டிமா ஏன்டிமா அண்ணன் ஸ்டண்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ணி கெத்தா நின்ட்டாரு ஆனால் அவரை பிடிச்ச சனி பின்னாடியே தான் வந்திருக்கு முறுக்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தா மூணு நாள்லேயே வண்டி ஓட்ட கற்றுக்கலான்னு எவனோ இந்த ஆண்டியை கிளப்பி விட்டான் அப்புறம் என்ன புதரில் வண்டியை பார்க் பண்ண தான் மிச்சம் வண்டி எடுக்கிறத பார்த்தா அண்ணன் பெரிய ரைடராக இருப்பார் போலையே ஹெல்மெட்டில் வண்டி விட்ட அண்ணன் மாசாக தான் ஏரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருக்கும் போதே முன்னாடி கட்டி விட்ட எலுமிச்சம்பழம் இருக்கான்னு எட்டி பார்த்தா அண்ணே எலுமிச்சம்பழம் நல்லா இருக்கானே பா நண்பர்கள்லாம் இப்படி இருக்கணுங்க பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வர இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகேன்